good evening welcome to all welcome to everyone this is uh, Siva from learn and see and earn my youtube channel name is learn underscore c underscore earn underscore earn before that you put at the rate symbol here this one okay my telegram channel name is learn underscore c underscore n underscore n and discussion group also is there discussion underscore learn underscore c underscore n underscore n my direct id is suntech suntech geo okay my mobile number and whatsapp number is 63828633884 okay right now we are going to see about the analysis uh, of nifty purpose of this video is to make you understand for tomorrow 17th of uh, January 2023 Tuesday what is what is the level for Nifty and Bank Nifty are going to see before that what are the calls which I have given uh, today in my telegram channel okay why we have taken so much of time for uh, giving this video let me explain okay okay see uh, overall weighted to voting kindly vote my uh, you know calls accuracy and uh, okay overall interested to join my services who has clicked this week this month next month now next week today they can also join my paid services now my paid services directly uh, if you want you can ask me in whatsapp or else in, you can ping me in the Telegram, Suntech Geo. Okay. For all miss to vote, kindly vote my uh, ratings. Okay. Okay. Today is 16th of January. Today morning I given around 12 uh, 12 noon I given uh, 17,850 put option to purchase around 70 to 75 rupees. Target I said to keep it open and 42,000 put option 180 rupees target keep, keep it open I have given and Adani enterprises I have given. Okay. Adani Enterprises in the discussion group we have given the stop loss around 3565 is the stop loss uh, I have given for the 35 uh, sorry 3656 is the stop loss I have given so one can wait for the levels okay what happened to the levels uh, which I have given today uh, let me see let me tell you see whatever the uh, calls which I have given are given yielded very good returns today. Those who had missed out, you can go through my telegram channel and check it out. Hopefully everyone enjoyed the profits in my all my trades master blaster which I have given in my calls. Okay, all the put option has yielded very good returns today. okay the logic uh, behind okay two days back uh, three wait around uh, January 11th last week uh, Wednesday I have given this chart everyone hopefully remember this chart I think so this range is not yet broken upper side 18106 lower side 17780 once this level is broken downside we can go for the Furthermore, downside levels of 17662, after that 17538, below that 16862. Till this level, I expect market to fall down. Please note down these important numbers. These are the numbers to market will be, you know, uh, going to touch in the coming days. How I am uh, saying this, I am trying to explain in this video. Please watch carefully, don't skip the video. Okay, those who are all have not uh, subscribed my channel kindly subscribe my channel if you like my videos kindly click the like button and uh, click the share button and kindly share your comments also valuable comments if you uh, comment only i can able to give you furthermore you know good qualities if anything is uh, in your mind kindly let me know so that i can able to help you out okay these are the important valid numbers you can note down once the level of low is broken support is broken means these are the numbers to uh, coming uh, days it will be traveling 17780 below 17662 below that 17536 538 below that 17361 below that 16862 this is the level which I have given on January 11th so that's the reason see market is traveling inside the range so that's the reason both sides this is not broken is moving the sideways this little bit moving up upside means again it will be falling down I have given very clearly it's a sell and rise market it's a sell and rise market like that I have given today it is clearly mentioned see how many times we have taken this put option two times three times we have taken the put option and we have made the money put money na sell and rise market 17900 put option they asked them asked everyone to take around 90 70 rupees it went up to 120 plus okay 120 rupees it went I uh, very clearly mentioned see here 108 rupees above faster move can be seen after that again 20 points went so everybody has made good profits and in 42,000 put option also 180 rupees given it went up to 230 rupees 230 rupees it went 232.6 uh, rupees it went so almost 50 points came here 52 points came here. So kindly, those who are missed to vote the vote tradings, kindly vote it. And those who are not able to, uh, you know, join the discussion channel, kindly join my discussion group. So you can ask me doubts, any doubts in the group itself. Okay. Okay. Let us come for the analysis for uh, tomorrow. Okay. This is the chart which you are seeing is the okay bar chart and from converting into the candlestick pattern chart okay uh, right now I am going to explain you about uh, the reason behind why I am bearish very clearly you can see my chart the daily chart market is you know traveling below the it is statist uh, today it tries to take the uh, no it, uh, today it try to move upside until the middle Bollinger Band closing above but it cannot able to close above the middle Bollinger Band middle Bollinger Band closing value everyone seen, can see here this value 18051 above market cannot able to close above so it touches the middle Bollinger Band and it coming down it's coming down it is standing at the small you know support zone area it is standing at the small support zone area I can uh, I can mark and tell you standing at the small support zone area once this level is broken immediately the markets will be trying to fall furthermore this is my personal views analysis and also in the weekly chart market is you know sell on rise only still the market is not able to cross the previous week high then only we can think of uh, you know going for a long until and unless market crosses above this level 18270 is the major uh, as of now resistance once it is closing above then only we can think of you know going for long 330 above i am still bearish only my personal views is still bearish only I expect market is going to fall further more downside. I expect for the markets to fall further more downside. My own personal views. So these are the levels you can note down in your system, in your charts, and you can note it on a piece of paper also if you want. 17,762 below market will be falling like this way. And right now I'm going to show you about the நான் ஹவர்லி சார்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கிளியராக டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும் ஃபஸ்ட்டு டைம் இதில் சப்போர்ட் எடுத்திருக்கு ஹவலி சார்ட் இந்த hourly chart it is trying to market is trying to take the support right one second see here is the level market is from here selling happens after trying to take support on the middle Bollinger Band it cannot close above the middle Bollinger Band so it is falling down again try to say, take support on the middle Bollinger Band cannot close so again falling down after that here begun again went upside again from there it fall down it's moving like this way now so 1 2 same again 1 here crossed above so it closes above and went there again come down it cannot sustain over there so again fall down closed here taken support two times three times it has taken support but again still market is not able to go beyond this level so market is trying to go inside this range now it has to come like this way after that it can go upside like this way again it can fall down like this way only market is going inside this range இந்த மாதிரி சைட்வேஸாக போயிட்டு சைட்வேஸ் மார்க்கெட் உள்ள அவர்லி சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராகவே தெரியுது பாருங்கள் so it cannot closes above the middle பண்ணி எவ்ரி செல் எவ்ரி ரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா செல்லாக தான் மாறுது so better to take trade இந்த புட் ஆப்ஷன் சைட் போகிறது நல்லது not to go for call option call option வந்து உங்களுக்கு ப்ரீமியம் எரோட் பண்ணிடுவாங்க ஒரு கேப்பப் கொடுத்தாலோ அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணுங்கள் செல் பண்ணுறதுக்கு மார்க்கெட் இன்னும் வைஸாக தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த லெவல் வர்ற வரைக்கும் market again which means that seventeen thousand seven nought nine இந்த லெவல் வந்து வந்தே தீரும் அப்படிங்கிறது என்னுடைய own prediction disclaimer I am not a SEBI registered it's my own views ஓகேவா so again we can go for a check for a இது கிளியர் ஆகிடுச்சிங்களா ஓகே கிளியராக இருக்குது நிஃப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இஸ் செல் ரைஸில் தான் இருக்குது so and same again bank Nifty பொறுத்த வரைக்குமே சில் இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இப்போ வந்து bank Nifty chart Nifty analysis முடிஞ்சது இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துட்ருக்கோம் பேங்க் நிஃப்டியுமே இன்னும் செல்லான் ரைஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டி இந்த லெவல் சப்போர்ட் உடையிற பட்சத்தில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தொம்போதுங்கிற லெவல் ரைட் சைடில் மார்க் பண்ணிக்க நோட் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி டூ தௌசண்ட் செவன்ட்டிங்கிற லெவல் வந்து பிரேக் ஆகிற பட்சத்தில் if it breaks down further more it can go up to forty one thousand eight eight ninety six below below that four one seven double five that four one five eighty nine these are the levels important levels market has to support எடுத்து எடுக்கணும் பட் ஓவராலாக இதுக்கான வியூவும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னும் again it's my own views market is going to be sell and ரைஸுங்கிற மாதிரி தான் இருக்க பார்க்குது ஸோ இதை பொறுத்த வரைக்குமே மிடில் போலிஞ்ச லேண்ட் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு forty two thousand six hundred and twenty two இந்த டெய்லி சார்ட்டில் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் so sell on rise sell on rise sell on rise தான் போயிட்டுருக்கோம் ஸோ பி கேர்ஃபுல் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபாலுக்காக வெயிட் பண்ணுறது இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இது வந்து உடையிற பட்சத்தில் ஒரு பெரிய ஒரு ஃபால் வரும் வெயிட் பண் பார்த்துக்கோங்க ஸோ அதனால் லாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன் இப்போதைக்கு கொஞ்சம் லாங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த லெவல் வந்து அகெயின் ஒரு சப்போர்ட் எடுக்கலாம் எடுத்தாச்சுன்னா அகெயின் வந்து கீழே தான் ஒரு ஃபாலோ ஆகிறதுக்கு ஒரு ஏன்னா ஒரு டே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீக்லியோட சார்ட் வீக்லியோட சார்ட்டில் நல்லாவே இன்னும் கன்ஃபர்மேஷன் எதுவுமே விடல லாங் சைட் போகிறதுக்கு ஸோ அகெயின் ட்ராப் மாதிரி தான் தெரியுது லாங் சைட் போனீங்க அப்படின்னா இட்ஸ் பிக் ட்ராப் மாதிரி தான் தெரியுது கீழே தான் வந்துகிட்டே இருக்குது so no no you know point of holding your long positions எல்லாம் ஹோன் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு இன்னும் மார்க்கெட் வந்து இன்னும் த்ரீ ஃபோர் டேஸ் உள்ள ஒரு கீழே வரணும் ஆறு இல்லை சைட் வைஸாக தான் போகணும் இவ்வளோ தான் நடக்கும் ஒன்று மார்க்கெட் அப் சைட் போகும் இல்லை டவுன் சைட் போகும் இல்லை சைட்வைஸ் போகணும் பட் இந்த கண்டிஷனில் மார்க்கெட் வந்து இந்த வீக் வந்து லாஸ்ட் டூ டூ த்ரீ வீக்ஸாக இல்லையா ஃபோர் வீக்ஸாக சப்போர்ட் எடுத்திருக்கு இல்லையா ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணுறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி ஒரு நேரோ டவுனாக போயிட்டுருக்கு இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு பட் பேஸுங்கிறது இந்த பேஸில் இருக்குது இந்த சப்போர்ட்டில் போய் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிற பட்சத்தில் ஒன்ஸ் தி சப்போர்ட் இஸ் ஏன்னோ broken it will be falling further more down side so இதோட ஹைட் அண்ட் இது மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த இந்த ஹைட்டு இந்த இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ ஹைட்டோ அந்த ஹைட் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் வர்றதுக்கு five hundred and twelve twenty twelve points இருக்குது இல்லையா five hundred five hundred twelve thirteen points இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டீன் பாயிண்ட்ஸ் வந்து எய்தர் இட் கேன் நோ இந்த பாக்ஸ் பட்டன் உடையிற பட்சத்தில் five hundred twelve points it can come down side also இந்த அளவுக்கு வரும் seventeen thousand two thirty seven வரைக்கும் டில் ஹியர் இந்த இடம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட் சோனாக ரியாக்ட் ஆகும் ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் பேர் இருக்குது so be careful this is my target for the Nifty if இந்த down side down side target வந்து market can correct once the support is broken once the support is broken market can correct up to here seventeen thousand two sixty five to two nought eight seventeen thousand two sixty five seventeen thousand two sixty five to two nought eight அப்படிங்கிற லெவல் வர்ற வரைக்கும் மார்க்கெட் ஃபர்தராகவே டவுன்ஃபால் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்குது ஏன்னா one first time first week இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு அதே சப்போர்ட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு one two three four fourth week வரைக்கும் இந்த சப்போர்ட் எடுத்தாச்சு நாலு வீக் சப்போர்ட் எடுத்தும் மார்க்கெட் வந்து மேலே போக முடியல அகெயின் அகெயின் இன்சைட் திஸ் பாக்ஸுங்கிற மாதிரி தான் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு inside this box only market is travelling once the support is broken it can fall further more final and twelve points இந்த கேப் வந்து ஃபில் இந்த கேப் வந்து ட்ராவல் ஆகணும் down side so disclaimer so இது இது வந்து என்னுடைய ஓன் வியூஸ் வந்து நான் பார்க்குறேன் கீழே ஃபர்தராக வர்றதுக்கு உண்டான சான்சஸை நான் பார்க்குறேன் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா December twelfth sorry nineteenth nineteenth December twenty sixth December January second ninth January so இது இந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா one seven seven sixty one அதுக்கு முன்னாடி seven seven six eight eight hundred below thirty பாயிண்ட்ஸில் இருக்குது ஒன் டபுள் செவன் டபுள் செவனுங்கிற நம்பர் முன்னாடி லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோலேயே அது வரைக்குமான சப்போர்ட் இருக்குது ஸோ அந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிற பட்சத்தில் ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நான் பார்க்குறேன் ஸோ ரீசன்ஸ் வந்து நான் பார்க்குறது மிடில் போலிஞ்ச பேண்ட் கீழே க்ளோஸ் ஆகுது க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது எவ்ரி டே மார்க்கெட்டு நான் உங்களுக்கு லைன் ஷார்ட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் so this is a line chart see market is travelling like this way closing below the middle bollinger band it is trying to to கீழே வர்றதுக்கு உண்டான சான்சஸ் எல்லாமே இருக்குது பட் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டோடைய மற்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் பட் நான் இதுதான் ட்ரெண்ட் லைன் உள்ள எனக்கு வந்து சிக்னல் என்னோடய சிஸ்டமில் கிடச்சிருச்சு ஏன்னா செல் பண்ணுறதுக்கு உண்டான சிக்னல் வந்துடுச்சு ஸோ ஐ வந்து இந்த பொசிஷனால் நான் செல் சைட்டில் தான் இருக்கிறேன் நான் பை சைட் இல்லை ஓகேங்களா ஸோ எனி டவுட்ஸ் இந்த கேளுங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறோம் ஓகேங்களா இப்போவும் சிங்கப்பூர் நிஃப்டி இது தான் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் என்னோடய சிஸ்டமில் பிரேக் ஆகிருக்க பட்சத்தில் ஐ இந்த பொசிஷனல் செல் சைடில் தான் நான் இருக்கிறேன் என்னோடய சிஸ்டம் கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுத்துருச்சு ஸோ இங்கேருந்து ஒரு ஷா செல் அடிச்சிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராகவே தெரியும் இந்த வீடியோவில் எப்போல்லாம் அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வருதோ ஹாப்பிலி வி ஆர் செல்லிங் ஓகேயா சில ஷார்ட் அடிச்சுட்டு பேசாமல் போயிடலாம் மார்க்கெட்டில் புல் சைட் போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி பிரேக் ஆகிடுச்சு பிரேக் ஆகி எனக்கு சிக்னலும் இங்கே வந்துடுச்சு என்னோடய சிஸ்டமில் இங்கே சிக்னல் வந்து வந்துடுச்சு ஆல்ரெடி வந்துடுச்சு ஸோ ஐ வந்து செல் uh, சைடில் தான் இருக்கிறேன் so let us wait for the டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் பொசிஷனல் செல் அடிச்சிருக்கோம் அதுக்காக வெயிட் பண்ணுவோம் ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸும் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் நோட் டி டவுன் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்குது டுவெண்ட்டி மினிட்ஸ் போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தர் எதுனா கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய டெலிகிராம் சேனலில் add new joining members add பண்ணிக்கோங்க டிஸ்கஷன் குரூப்பில் ஜேராத மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க சன்டெக் ஜியோங்கிறது என்னுடைய இண்டிவிஜுவல் ஐடிக்கு பிங்க் பண்ணுங்கள் வேறு டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா என்னுடைய ஃபோன் நல்லா கான்டெக்ட் பண்ணுங்கள் புதுசாக டிமேட் ஓப்பன் பண்ண விருப்பம் இருக்க நம்பர் நண்பர்கள் என்னுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ